ஹலோ எரிவான் என் பேர் Aravind Anilkumar and welcome to Aravind talks இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கிற ரொம்பவே ஹாண்டடான ஹாரரான பிரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த பிரிட்ஜ் ரொம்பவே பழமையான பிரிட்ஜ் அண்ட் இந்த பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரி அண்ட் அங்கே சுற்றி இருக்கிற மக்களோட பிலீஃப் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹாரரான வீடியோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறேன் அண்ட் டுடே இந்த ஹாரரான வீடியோ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம் இந்த பிரிட்ஜோட நேம் வந்து ஹோல்கர் பிரிட்ஜ் அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து பூனேல இருக்குது மகாராஷ்டிரா பூனேல யார் இந்த பிரிட்ஜை கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவராவு பேஷ்வான்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காரு அந்த ரூலர் வந்து யஷ்வந்த்ரா ஹோல்கர் அப்படின்றவரோட நேமுக்கு பின்னாடியாக இந்த பிரிட்ஜ் ஹோல்கர் பிரிட்ஜ்னு அறியப்படுது எயிட்டீன்த் செஞ்சுரியில் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த பிரிட்ஜ் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த மிஸ்டீரியஸான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பிரிட்ஜில் வந்து என்னென்னா இந்த பிரிட்ஜ் வந்து நைட் டைமில் வந்து ரொம்பவே அமைதியான பிளேஸாக இருக்கும்னு சொல்லப்படுது முக்கியமாக எட்டு மணிக்கு மேலே வந்து எந்த ஒரு பேசஞ்சருமே இந்த வழியாக போக மாட்டாங்க போகவும் இந்த லோக்கல் இந்த பிரிட்ஜில் இருக்கிற இந்த லோக்கல்ஸ் வந்து விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த பிரிட்ஜில் வந்து எ எதுக்காக இப்படி வந்து சொல்கிறாங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இங்கே நடந்திருக்குன்னு சொல்லப்படுது அண்டு நிறைய பேர் வந்து இந்த பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணி யூ டர்ன் எடுக்க ட்ரை பண்ணும்போது நிறைய விதமான ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் வந்து இன்றைக்கு வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்கப்படல அண்டு ஒருத்தன் ஏனின்னு சொல்கிற ஒருத்தங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க இந்த பிளேஸில் வந்து போயிருந்த போது அவங்க அவங்க வந்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி லோக்கல்ஸ் கிட்டெல்லாம் வந்து என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயர் பண்ணதில் அவங்களுக்கு என்ன தகவல் கிடச்சிதுன்னா இந்த பிரிட்ஜோட கீழே வந்து ஒரு செமித்தேரி ஒரு சவ சவக்கிடங்கு மாதிரி ஒரு சுடுகாது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த அண்டர் அந்த பிளேஸில் வந்து நிறைய ஆவிகள் சுற்றுறதாகவும் அண்டு ந குறிப்பாக நைட் டைமில் வந்து அதுவும் எட்டு மணி எட்டரைக்குலாம் மேலே வந்து நிறைய ஆவிகள் நிறைய சிரிக்கிற சத்தமாக இருக்கட்டும் அழுவுற சத்தமாக இருக்கட்டும் எல்லா சத்தமுமே கேட்குது குறிப்பாக ஒரு ஒரு சூனியக்காரி வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அந்த சிரிக்கிற சத்தம் வந்து எப்படி இருக்குன்னா <laughs> எப்படி தான் வந்து அந்த பிரிட்ஜில் வந்து ச சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நானாக க்ரியேட் பண்ண ஒரு சத்தம் பயப்பட வேணாம் ஓகே அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரிட்ஜோட வந்து இந்த பிரிட்ஜோட கீழே இருக்கிற செமித்தேரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜோட கீழே இருக்கிற செமித்தேரியிலேருந்து அந்த புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து ஆவிகள் வந்து அப்படியே வெளியில் வந்து நடமாடுற மாதிரியும் அண்டு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து அழுகுற சத்தம் சிரிக்கிற சத்தம் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க அண்டு இந்த பிரிட்ஜை வந்து ரிசர்ச் பண்ணுறக்காக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க அந்த நிறைய பேர் வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து லோக்கல்ஸ் வரல லோக்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க இவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது லோக்கல்ஸ் வந்து ஹவுல் கராவுது சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க அந்த பக்கத்துலேயே வந்து திரும்பி போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்காரங்களை வந்து எச்சரிக்கை வான் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இதுலேருந்தே வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பர்டிகுலர் ஒரு பிரிட்ஜை பற்றி இந்த பிரிட்ஜில் வந்து அந்த நைட் டைமில் மட்டும் யாருமே போகக்கூடாதுன்னு வந்து அந்த அந்த லொக்காலிட்டி பீப்புளே வந்து ரொம்பவே பி ச பயத்தில் இருக்காங்கன்றது புரியுது அண்டு இந்த பிரிட்ஜில் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நானும் யோசித்தேன் பட் எனக்கும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனே கிடைக்கல நிறைய இதை பற்றி நிறைய தேடியும் பார்த்தேன் பட் யாரையுமே இது வரைக்கும் இந்த பிரிட்ஜில் வந்து என்ன ஒரு சாபமாக இருக்குமா இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி பேய் பிசாசு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே இது வரைக்குமே கிடைக்கல எல்லாமே வந்து இதோ இந்த மக்களோட ஒரு பிலீஃபாக தான் கருதப்படுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஹோல்கர் பிரிட்ஜோட கதை அண்ட் இந்த ஹோல்கர் பிரிட்ஜில் நீங்கள் வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாரர் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இன்னொரு எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் this is bye bye from அரவிந்தனுக்குமார் டேக் கேர்